வணக்கம் மாணவர்களே மற்றும் தமிழ் அன்பர்களே சொல் இலக்கணத்தில் உள்ளடங்குகின்ற வேற்றுமை என்ற பகுதியில் வேற்றுமை பகுதி மூன்று என்ற காணொளியினூடாக மீண்டும் உங்களுடன் இணைவதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைவதுடன் சுடக தமிழ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் மொழியில் உள்ள வேற்றுமைகள் என்ற இலக்கண பகுதியின் அறிமுகம் தொடர்பாகவும் அந்த எட்டு வகையான வேற்றுமைகளில் முதலாம் இரண்டாம் வேற்றுமைகள் தொடர்பான விடயங்களையும் நாங்கள் எமது முன்னைய காணொளிகளில் பார்த்திருக்கின்றோம் இந்த காணொளியின் மூலமாக மூன்றாம் நான்காம் வேற்றுமை தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவதாக மூன்றாம் வேற்றுமை தொடர்பான விடயங்களை நாங்கள் ஆராய்வோம் ஒரு வாக்கியத்தில் இடம்பெறும் பெயர் சொல் அல்லது பெயர் சொற்களின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவதே வேற்றுமை ஆகும் அதிலும் ஒரு வாக்கியத்தில் இடம்பெறும் பெயர் சொற்களின் பொருளை கருவியாகவோ அல்லது கருத்தாவாகவோ அல்லது உடன் நிகழ்வது என்ற பொருளிலோ வேறுபடுத்தி காட்டுவது மூன்றாம் வேற்றுமை ஆகும் மூன்றாம் வேற்றுமைக்கான வேற்றுமை உறுப்புகளாக அமைபவை ஆல் ஆண் ஒடு ஓடு அவ்வாறே மூன்றாம் வேற்றுமைக்கான சொல் உறுப்புகளாக அமைபவை கொண்டு உடன் இந்த வேற்றுமை உறுப்புகளில் ஆல் ஆண் என்பன கருவி பொருளையும் கருத்தா பொருளையும் உணர்த்தும் விதமாகவும் ஒடு ஓடு என்பன உட நிகழ்ச்சி பொருளினை உணர்த்தும் விதமாகவும் அமைகின்றன குறிப்பாக ஆள் என்பது அக்ரணை சொல்லுடன் இறுதியில் இணையும் போது அது கருவி பொருளை உணர்த்துவதாகவும் உயர் திணைச்சொல்லுடன் இறுதியில் இணையும் போது அது கருத்தா பொருளை உணர்த்துவதாகவும் அமையும் அக்கறிணை சொல்லின் இறுதியில் ஆள் உருவு இணைந்து கருவி பொருளை உணர்த்துவதற்கான உதாரணங்கள் கலப்பையால் உழுதான் தடியால் அடித்தான் அகப்பையால் கிளறினான் உயர் திணைச்சொல்லின் இறுதியில் ஆள் உருவு இணைந்து கருத்தா பொருளை உணர்த்துவதற்கான உதாரணங்கள் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது அரசனால் கட்டப்பட்டது விவசாயியால் நடப்பட்டது இங்கு கருவி பொருளானது முதற்கருவி துணை கருவி என இரு வகைகளில் பிரித்து ஆராயப்படும் முதற்கருவி என்பது ஒன்றை உருவாக்குவதற்கு பாவிக்கப்படும் ஆரம்ப பொருளே இறுதி பொருளாகவும் மாறுவதை குறிக்கின்றது உதாரணம் மண்ணால் பானை செய்தான் துணியினால் சட்டை தைத்தாள் இங்கு மண் துணி ஆகிய ஆரம்ப பொருட்களே முறையே பானை சட்டை என இறுதிப் பொருட்களாகவும் மாறுவதால் அவை முதற் கருவிகள் ஆயின துணை கருவி என்பது ஒரு ஆரம்ப பொருளில் இருந்து இறுதி பொருள் உருவாக்கப்படும் வரை அதற்கு துணையாக நிற்பதை குறிக்கின்றது உதாரணம் திரிகையால் பானை செய்தான் ஊசியால் சட்டை தைத்தாள் இங்கு திரிகை ஊசி ஆகிய உபகரணங்கள் முறையே பானை சட்டை ஆகிய ஆகியவற்றை செய்வதற்கு உதவியாக இருந்ததால் அவை துணை கருவிகள் ஆயின அவ்வாறே கருத்தா பொருளும் ஏவுதல் கருத்தா இயற்றுதல் கருத்தா என இரு வகைகளில் பிரித்து ஆராயப்படும் ஒரு செயலை இன்னொருவர் மூலம் செய்ய வைப்பவர் ஏவுதல் கருத்தா எனப்படுவார் உதாரணம் சக்கரவர்த்தியால் குளம் கட்டப்பட்டது அரசனால் மாளிகை கட்டப்பட்டது இங்கு குளம் மாளிகை என்பன முறையே சக்கரவர்த்தி அரசன் ஆகியோரின் ஏவுதலால் அதற்குரிய பணியாட்களை கொண்டு கட்டப்பட்டன எனவே இங்கு சக்கரவர்த்தி அரசன் ஆகியோர் ஏவுதல் கருத்தாக்களாக விளங்குகின்றனர் கருதப்படும் ஒரு செயலை ஒருவர் தாமாகவே முன்னின்று செய்யும் போது அவர் இயற்றுதல் கருத்தா எனப்படுவார் உதாரணம் திருவள்ளுவரால் திருக்குறள் இயற்றப்பட்டது குயவனால் பானை வணையப்பட்டது இங்கு திருவள்ளுவர் தாமாகவே திருக்குறளை எழுதுகின்றார் அவ்வாறே குயவன் தானாகவே பானையை வணைகின்றான் ஆகவே இங்கு திருவள்ளுவரும் குயவனும் இயற்றுதல் கர்த்தா என்ற பொருளில் அழைக்கப்படுகின்றனர் என்னும் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு சாதாரண மொழி நடையில் பெரும்பாலும் இடம்பெறுவதில்லை செய்யுள் நடைகளிலேயே பொதுவாக இடம்பெறும் உதாரணம் புறம் தூய்மை நீரான் அமையும் சொல்லிய முறையான் சொல்லவும் படுமே மூன்றாம் வேற்றுமை உறுப்புகளான ஒடு ஓடு என்பன உடன் நிகழ்ச்சி பொருளினை உணர்த்தும் விதமாக வரும் அதாவது ஒரு பெயர் சொல்லுக்குரிய செயலுடன் இன்னொரு பெயர் சொல்லினது செயலும் சேர்ந்து நடைபெறுவதே உட நிகழ்ச்சி என அழைக்கப்படும் உதாரணமாக குழலோடு யாழும் இசைத்தது இங்கு குழல் இசைக்கின்ற அதே வேளையில் யாழும் இசைத்ததால் இவை உட நிகழ்ச்சி பொருள் ஆயிற்று கணவனோடு மனைவியும் வந்தாள் ஆசிரியரோடு மாணாக்கரும் சென்றனர் தந்தையோடு மகனும் வந்தான் கொரோனாவோடு டெங்கு நோயும் பரவியது மேய்ப்பனோடு ஆடுகளும் வந்தன இருப்பினும் தற்காலத்தில் ஆண் என்ற வேற்றுமை உருவினை போலவே ஒடு என்ற வேற்றுமை உருவும் மொழி நடையில் பொதுவாக பாவிக்கப்படுவதில்லை மூன்றாம் வேற்றுமைக்கான சொல்லுறுப்புகள் கொண்டு உடன் என்று ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இங்கு ஆள் என்ற வேற்றுமை உறுப்பிற்கு பதிலாக கொண்டு என்ற சொல்லுருவும் ஓடு என்ற வேற்றுமை உறுப்பிற்கு பதிலாக உடன் என்ற சொல்லுறுப்பும் பாவிக்கப்படலாம் உதாரணம் உளியால் செதுக்கினான் இது ஒளி கொண்டு செதுக்கினான் எனவும் கூறப்படலாம் தூரிகையால் பல் துலக்கினான் தூரிகை கொண்டு பல் துலக்கினான் தந்தையோடு மகனும் வந்தான் தந்தையுடன் மகனும் வந்தான் கொரோனாவோடு டெங்கு நோயும் பரவியது கொரோனாவுடன் டெங்கு நோயும் பரவியது மேய்ப்பனோடு ஆடுகளும் வந்தன மேய்ப்பனுடன் ஆடுகளும் வந்தன மூன்றாவது உருபு ஆள் ஆண் ஒடு ஓடு கருவி கர்த்தா நிகழ்வு அதன் பொருள் என்று நன்னூலார் தமது இலக்கண நூலில் மூன்றாம் வேற்றுமையை வரையறுக்கின்றார் அடுத்து நாங்கள் நான்காம் வேற்றுமை தொடர்பான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் நான்காம் வேற்றுமைக்கான உருவு கு என்பதாகும் அதாவது கு என்னும் வேற்றுமை உருவை ஏற்று பெயர் சொல்லின் பொருள் வேறுபாட்டை உணர்த்துகின்ற வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஆகும் நான்காவதற்கு உருவாகும் குவ்வே கொடை பகை நேர்ச்சி தகவு அதுவாதல் பொருட்டு முறை ஆதியன் இதற்கு இது எனல் என்று நன்னூலானது நான்காம் வேற்றுமையை விவரிக்கின்றது நான்காம் வேற்றுமை உருபான கு உருபு பெயர் சொல்லின் இறுதியில் இணையும் போது அந்த பெயர் சொல்லை பின்வரும் வகைகளில் பொருள் தரக்கூடிய விதத்தில் வேறுபடுத்துகின்றது அவையாவன கோடற்பொருள் கொடை பகை தொடர்பொருள் பகை நட்பு தொடர்பொருள் நட்பு தகுதியுடை பொருள் தகுதி முதற் காரண காரிய பொருள் அதுவாதல் நிமித்த காரண காரிய பொருள் பொருட்டு முறைக்கியை பொருள் முறை இந்த ஒவ்வொரு வகையான கருத்தையும் புலப்படுத்தக்கூடிய விதத்தில் அமைந்த வாக்கிய வாக்கியங்களுக்கான உதாரணங்களை நாங்கள் அவதானிப்போம் அந்த வகையில் கோடட் பொருளை உணர்த்துவதற்கான வாக்கியங்களுக்கான உதாரணங்கள் புலவருக்கு பொன் கொடுத்தான் ஏழைக்கு உணவு வழங்கினான் மரத்திற்கு நீர் ஊற்றினான் பகை தொடர் பொருள் பொருளினை உணர்த்தும் வாக்கியங்களுக்கான உதாரணங்கள் பாம்புக்கு பகை கீரி பாண்டவருக்கு பகை கௌரவர் மனிதனுக்கு பகை மதுபானம் நட்பு தொடர் பொருளினை உணர்த்தும் வாக்கியங்களுக்கான உதாரணங்கள் சோழருக்கு நண்பர் பல்லவர் கிருஷ்ணருக்கு நண்பர் குசேலர் ராமனுக்கு நண்பர் வாலி தகுதியுடை பொருளினை உணர்த்தும் வாக்கியங்களுக்கான உதாரணங்கள் பெண்ணுக்கு பெருமை அடக்கம் கவிதைக்கு அழகு கற்பனை சுவை தாய்மாருக்கு உரியது தியாகம் முதற் காரண காரிய பொருளினை உணர்த்தும் வாக்கியங்களுக்கான உதாரணங்கள் சட்டைக்கு துணி வாங்கினான் தயிருக்கு பால் கறந்தான் தாலிக்கு பொன் உருக்கினான் நிமித்த காரண காரிய பொருள் உணர்த்தும் வாக்கியங்களுக்கான உதாரணங்கள் சம்பளத்திற்கு வேலை செய்தான் அறிவுக்கு புத்தகம் படித்தான் புகழுக்கு திரைப்படத்தில் நடித்தான் அவ்வாறே முறைக்கியை பொருள் உணர்த்தும் வாக்கியங்களுக்கான உதாரணங்கள் ராவணனுக்கு தங்கை சூர்பனகை தாய்க்கு தம்பி மாமன் பரதனுக்கு தாய் கைகேயி நான்காம் வேற்றுமைக்கான சொல் உறுப்புகளாக பொருட்டு நிமித்தம் ஆக என்பன இடம்பெறலாம் இங்கு ஆக என்னும் சொல்லுறுப்பு கு என்ற வேற்றுமை உறுப்பு ஒரு பெயர் சொல்லுடன் இணைந்த பின்னர் மேலதிகமாக ஒரு அசை போன்று அதே பெயர் சொல்லுடன் இணைந்து வரலாம் உதாரணமாக பிட்டுக்கு சக ஆக பிட்டுக்காக மண் சுமந்தான் பணத்திற்கு சக ஆக பணத்திற்காக அடிமை ஆனான் ஏனைய சொல்லுறுப்புகளான பொருட்டு நிமித்தம் என்பன இடம்பெறக்கூடிய வாக்கியங்களுக்கான உதாரணங்கள் கூலியின் நிமித்தம் வேலை செய்தான் கல்வியின் நிமித்தம் வெளிநாடு சென்றான் குழந்தையின் பொருட்டு ஆசிரியரை சந்தித்தான் நோயின் பொருட்டு மருத்துவமனை சென்றாள் இத்துடன் இந்த காணொலி நிறைவினை அடைகின்றது தமிழால் இணைந்து தமிழறிந்த அனைவருக்கும் நன்றி சார் நல்லது மாணவர்களே எமது ஏனைய காணொளிகளைப் போலவே வேற்றுமை மூன்று நான்கு என்பவற்றை விளக்கும் இந்த காணொளியும் உங்களுக்கு பயன்மிக்கதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம் எமது காணொளியை பார்த்தபின் லைக் ஷேர் செய்வதற்கும் எமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் மறவாதீர்கள் மீண்டும் ஒரு பயன்மிக்க பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம் சுடரட்டும் தமிழ் மொழி படரட்டும்